சென்னை லயன்ஸ் கிளப் சார்பில் மிகப்பெரிய ஓவிய கண்காட்சி நடைபெறுகிறது சென்னை இசிஆர் e சாலையில் உள்ள எம்ஜிஎம் அருகில் தக்ஷன் சித்ரா அரங்கில் நடைபெறும் இக்கண்காட்சி டாக்டர் ராஜசேகரன் மற்றும் சுரேஷ் பாலாஜி தலைமையில் நடைபெறுகிறது கண்காட்சியை lions club governor Thiru Ravindran தொடக்கி வைக்கிறார் பல முன்னணி வரைபட கலைஞர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பல திறமைமிக்க ஓவிய கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களின் வரைபடங்களை கண்காட்சிக்காக வைக்கின்றனர் வருகிற ஏழாம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம்